hello friends welcome to fine day channel நான் இன்றைக்கி சொரக்காய் வச்சு ஒரு கோஃப்டா கிரேவி தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன் சரி வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம் சொரக்காய் கோஃப்டா கிரேவி பண்ணுறதுக்காக ஒரு மிக்சர் ஜாரில் மீடியம் சைஸில் நாலு வெங்காயம் ஒரு துண்டு இஞ்சி நாலு பல் பூண்டு சோம்பு கசகசா அரை ஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போது நான் ஒரு அரை சொரக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க அதை தோல் சீவிட்டு துருவிக்க போகிறேன் அதில் இருக்க விதையெல்லாம் இருந்தால் எடுத்துட்டு அந்த சதை பகுதியை மட்டும் நம்ம சீவி எடுத்து வச்சுக்கலாங்க நம்ம காய் துருவுற துருவியில் போட்டு நல்லா துருவிக்கலாம் துருவிட்டு இப்போது அந்த சுரக்காயில் இருக்க தண்ணியெல்லாம் தனியாக பிழிஞ்சு எடுத்துடலாங்க தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல நம்ம கிரேவியில் சேர்த்துக்கலாம் உங்களால் கையில் புழிஞ்சு தண்ணியை தனியாக எடுக்க முடியல அப்படின்னா ஒரு துணியில் கட்டிட்டு அதை நல்லா புழிஞ்சி எடுத்துனிங்கன்னா தண்ணி தனியாக வந்துடும் காய் தனியாக நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாங்க இந்த சுரக்காயில் பார்த்திங்கன்னா உடம்புல அதிக அளவுக்கு உப்பு இருக்கும் இல்லைங்களா அந்த உப்பெல்லாம் இருக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குங்க இது நீர்க்காயின்றனால இப்போ கிட்னியெல்லாம் சில பேர்த்துக்கு வந்து உப்பு படிஞ்சு அது ஸ்டோனாக மாறும் இல்லைங்களா அதெல்லாம் அந்த மாதிரி அவாய்ட் பண்ணுறதுக்கு சுரக்காய் நம்ம நிறையா சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு எடுத்து வச்சுருக்க சுரக்காயை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டேங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் பால் பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலாவையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாங்க இந்த பால் பவுடர் இந்த கோஃப்தா உருண்டைக்கு நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட் கொடுக்குங்க அதனால் நான் பால் பவுடர் சேர்த்துருக்கேன் இப்போ இது பிசைஞ்சிட்டே இருக்கும்போது ஒரு உருட்டுற பதத்துக்கு நம்ம கிடச்சிருங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த உருண்டைகளாக உருட்ட வருது எல்லாத்தையும் உருண்டைகளாக உருட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேங்க இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு நாலு நாலு உருண்டைகளாக நான் பொறிச்சு எடுத்துக்கிறேங்க எனக்கு ஒரு பதினஞ்சு உருண்டை இருக்கிறதுனால நான் கொஞ்சம் எண்ணெயிலேயே பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் நீங்கள் சீக்கிரம் வேலையாகணும் அப்படின்னா நீங்கள் நிறையா எண்ணெய் விட்டு எல்லாத்தையும் ஒரே டைமில் கூட போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பருப்பு உருண்டை குழம்புலாம் பார்த்திங்கன்னா நம்ம பொறிக்கவே தேவையில்ல குழம்புல அப்படியே போட்டுடலாம் இல்லைனா வேக வச்சு போட்டுக்கலாம் ஆனால் கோஃப்தா உருண்டைக்கு இது எண்ணெயில் போட்டு பொரிச்சா மட்டும்தாங்க நல்லாயிருக்கு இப்போ கிரேவி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுட்டேன் அதில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து கெரமலைஸ் பண்ணிக்கிட்டேங்க இது கூடவே மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு சோம்பு கசகசா அந்த விழுதையும் இந்த எண்ணெயிலேயே போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க இந்த விழுது வதங்கிட்டு இருக்க டைமில் அரை ஸ்பூனுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாங்க கொத்தமல்லி தூள் இந்த அளவுக்கு சேர்த்தா போதும் ரொம்ப சேர்க்க வேண்டாம் கொத்தமல்லி தூளையும் சேர்த்துட்டு நான் ரெண்டு பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்கேங்க அந்த தக்காளியை நம்ம மிக்சர் ஜாரில் போட்டுட்டு நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ இந்த அரைச்ச விழுதை நம்ம இந்த வெங்காயம் வதக்கின விழுது கூடயே சேர்த்து இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க இதை ஒரு மூடி போட்டு பதினஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்க போகிறேன் உப்பு போட்டுட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து தட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தேங்க நல்ல ஒரு வாசனையாக இருந்தது வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசம்லாம் போய் கிரேவி வாசம் ரொம்ப நல்லா இருந்தது இப்போ இது கூடவே ஒரு அரை ஸ்பூனுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா பட்டர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் பட்டர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதே நல்லா கலந்துட்டு நம்ம பொறிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த கோஃப்டா உருண்டை அதை கிரேவி கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க இந்த உருண்டையெல்லாம் கலந்ததுக்கப்புறமா மேத்தி லீவ்ஸ் வந்து நல்லா நுணுக்கிட்டு இது கூட சேர்த்துக்கலாங்க எந்த கிரேவி செஞ்சாலும் மேத்தி லீவ்ஸ் வந்து அவசியம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் இதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போது நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு நான் இதை இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்க போகிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்